Hi viewers welcome to all இன்றைக்கி ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎம்ஆர் பெருங்குடி ஓஎம்ஆர் பெருங்குடியில் இருக்கிற செந்தில் நகர் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த சைட்டு சேலுக்கு வந்திருக்குங்க பாருங்கள் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் தெரியும் அதோட ஆப்போசிட்டில் தான் இந்த சைட் இருக்குது ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே ஓஎம்ஆர் ஆன் ரோடில் இருந்து ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே இந்த சைட் இருக்குங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இந்த சைட்டுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா forty by sixty two thousand four hundred and square feet land area இது ஒரு approved piece individual plan approval வாங்கியிருக்காங்க individual land approval individual plan approval ஏன்னா இந்த லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா un approval layout west facing property இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி ஸ்க்ரோர்ஸ் ஒரு கோடியே அறுபது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகஷியபிள் தான் ஸோ இன்ட்ரெஸ்டட் பையர்ஸ் எனக்கு கால் பண்ணுங்கள் பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ரெட் கலர் கார் நிற்குது இல்லையா இதுதான் அந்த சைட்டு ஃபார்ட்டி பை சிக்ஸ்டி இதுதான் அந்த சைட்டுங்க ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே இந்த சைட் இருக்குது இன்ட்ரெஸ்டட் பையர்ஸ் எனக்கு கால் பண்ணுங்கள் மோர் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் thank you my sorrow. Can't focus, I'm distracted, and I don't know what to do. Each time I try to get past it, in the end I think of you. Nothing's fine here without you. The sun won't shine till you come through, till you come back. and.